வணக்கம் பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரில் ஒன் மினிட் சார்ட் பார்க்குறோம் இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் எயிட் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு நைன் ஃபார்ட்டி ஃபோர் ஆகுது நமக்கு மார்க்கெட்டில் ஒரு பைக்கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு இந்த சார்ட்டில் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் இந்த மாதிரி கால்ஸ் வந்து உங்களுக்கு லைவாகவே வந்து ஜெனரேட் ஆகிட்டு வரும் அந்த கால்ஸ் பார்த்து ட்ரேட் பண்ணுறது மட்டும்தான் உங்களுடைய வேலையாக இருக்கும் மார்க்கெட் ட்ரெண்ட்க்கு மாதிரி கேண்டில் கலர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இப்போ பாருங்கள் ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்கன்னா செல் கால் இது வந்து ப்ரீவியஸ் டே ஜெனரேட் ஆச்சு ப்ரீவியஸ் டேயில் ஒரு ஆஃப்டர்நூன் போல் பார்த்தீங்கன்னா நமக்கு sell call thirty eight thousand ஃபிஃப்டியில் செல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு செல் கால் கிடச்சிச்சு அப்போ கிடைச்ச செல் கால்னுடைய கண்டினியூஷன் பார்த்தீங்கன்னா நேற்று ஆஃப்டர்நூன் ஃபுல் டே மார்க்கெட் வரைக்கும் போச்சு தேர்ட்டி எயிட் தௌசண்ட் ஃபிஃப்டியில் வந்தது அப்படியே மார்க்கெட் ஃபுல் டவுன் சைடில் இறங்கிக்கிட்டே இருந்துச்சு கடைசி வரைக்கும் வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து அந்த டவுன் சைட் மொமெண்டம்லேயே ட்ரேடிங் போச்சு இன்றைக்கி ஓப்பனிங்கில் அந்த டவுன் சைட் மொமெண்டம் கண்டினியூஷன் இருந்துச்சு பட் நைன் தேர்ட்டிக்கு அப்புறம் ரெக்கவரி அந்த ரெக்கவரியில் மார்க்கெட் இப்போ பாருங்கள் பைக்கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு பைக்கால் அப்படின்றனால க்ரீன் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு buy at thirty seven nine eighty six point seventy அப்படின்ட்டு நமக்கு பைக்கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு எவ்ரிடே இந்த சார்ட்டில் இந்த மாதிரி உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் வந்து ஜெனரேட் ஆகிட்டு வரும் அந்த கால்ஸை பார்த்து ட்ரேட் பண்ணுறது மட்டும்தான் உங்களுடைய வேலையாக இருக்கும் இதில் ஃபஸ்ட் டார்கெட் வந்து தேர்ட்டி எயிட் தௌசண்ட் எயிட்டி ஒன்னு இருக்குது so thirty eight thousand eighty two reach ஆகணும் அப்போ தான் நமக்கு டார்கெட் ஒன் பிரேக் அவுட் ஆகும் ஒரு நைன்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா டிஃபரன்ஸ் இருக்குது இந்த நைன்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் எப்படி மூவ் பண்ணுது இல்லை மார்க்கெட் ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு டென் ஃபிஃப்டின் ஆகுது நமக்கு பைக்கால் ஜென்ரேட் ஆகிட்டு கரெக்டாக ஒரு தேர்ட்டி மினிட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா first target range break out வந்து கொடுக்குது கால் ஜென்ரேட் ரிஜெனரேட் ஆனால் ஃபஸ்ட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே செவன்ட்டி பாயிண்ட் மூவ்மெண்ட் கொடுத்துச்சு பட் செவன்ட்டி பாயிண்ட் ரெக்கவரி கொடுத்து நல்லா மூவ்மெண்ட் கொடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து டவுன் வந்ததில் அகைன் என்ட்ரி பாயிண்ட் அதுக்கப்புறம் இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா upper side movement first alert break out ஆயிருக்கு இந்த மாதிரி தான் நமக்கு கிடைச்ச பைக்காலினுடைய மூவ்மெண்ட் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மூவ் பண்ணி நமக்கு டார்கெட் ஒன்று பிரேக் அவுட் பண்ணியிருக்கு இது பார்த்தீங்கன்னா bank Nifty weekly option thirty seven thousand five hundred call option இந்த மணி ஆப்ஷன் பார்க்குறோம் ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் நைன்ட்டி சிக்ஸ் ரேஞ்சில் பை கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு வந்தது நமக்கு வந்து சிக்ஸ் சிக்ஸ்டி ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே நமக்கு நல்ல மூமெண்ட்டில் ஃபிஃப்டி பாயிண்ட் மேலே கொடுத்துருக்கு இது பார்த்தீங்கன்னா ஒரு out of the money option இந்த மணி ஆப்ஷன் ஒரு out of the money option difference பார்த்துக்கோங்க அவுட் ஆஃப் த மணி ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா டூ நைன்ட்டி நைனில் பைக்கால் வந்து த்ரீ தேர்ட்டி வரைக்கும் பார்த்தீங்கன்னா மூமெண்ட் வந்து கொடுத்துருக்கு ஸோ டேரெக்டாக ஒரு ஆப்ஷன் சார்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்குறக்கு இப்படி தான் இருக்கும் அதுக்கு எக்ஸாம்பிள் தான் நாங்கள் ஷோ பண்ணுறோம் வந்த பைக்கால் ஆப்ஷன் சார்ட்டில் பார்த்தா இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில் அனுப்புகிறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ